ஹலோ நண்பா வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சேனலில் cinema season the lone rule அந்த family the full and full Tamil explain video போட்டுருக்கோம் ஸோ அந்த வருஷம் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம் வாங்க கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் மானம் கட்டவனே அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் நண்பா சரி பரவாயில்ல நீ சொல்லிட்டாவில பதிய ஓட்டு போ போ டைமுக்கு வீடியோ பண்ணும் தெரியாதா எவ்வளோ லேட்டாக வீடியோ போறியா எவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க ரெண்டு நான் போடுற வீடியோ எனக்கே பிடிக்கல கொஞ்சம் ஒரு டைம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாட்ஸ்அப் கைஸ் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்து கொண்டு இருப்பது இதுவரையும் தமிழ் ரிலீஸ் ஆகாத படம் வேற ஒன்று சின்சான் மூவிஸ் ஃபியூ ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நீங்க இன்னும் பார்க்கலையா கவலைப்படாதீங்க நம்ம இருக்கும் அதில் full and full Tamil explain இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க போரிங்க மட்டும் இல்லாமல் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆகும் நம்ம இப்போ சொல்லு போரிங்க மட்டும் இல்லை மறக்கா மறக்கா சொல்லு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆகும் நம்ம இப்போ வேலோ ஸ்பேஸ் சினஸ்கோ மாதிரி தான் இந்த ஸ்பின் ஆஃப் சீரீஸ்லையும் நம்ம ஷின்சானவனோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக இருக்கிற ஊர்லேயே இருக்க மாட்டாங்க அண்ட் அவங்க கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஊரில் தான் இருப்பாங்க அண்ட் அவங்களோட ஸ்டோரியும் ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்கும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா நோஹரா ரியூஜி கீயின் போ அப்படின்ற ஒரு வால் சண்டையோட மாஸ்டராக இருப்பார் அண்ட் அவர் அந்த சண்டையை ரொம்பவே பிரபலமாக்குவதுக்கும் அண்ட் அவருக்கும் வேலை தேடுறதுக்காகவும் அவரோட ஃபேமிலியோடு சேர்ந்து ஊர் ஊராக சுற்றிட்டு இருப்பார் அந்த மாதிரி அவர் ஊருக்கு போகும்போது நம்ம ஷின்சானோட எல்லா படத்துலேயுமே சீரீஸ்லையும் ஒரு அக்கா வருவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த படத்துலையும் ஐ மீன் இந்த சீரீஸ்லையும் ஒரு அக்கா வராங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபீலிங்கா என்ன என்ன அண்ட் அவங்கள இவங்க அண்ட் அதுக்கப்புறம் நடக்குது இந்த சீரிஸ் இப்போ நம்ம போயிடலாம் வாங்க போகலாம் இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கடற்கரையை காட்டுறாங்க அண்ட் அப்படியே ஒரு மலையோட உச்சியை காட்டுறாங்க அங்கதான் நம்ம தலைவனோட ஃபேமிலி நிக்கிறாங்க அண்ட் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமாக போட்டிருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரல் கேட்குது அண்ட் அது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குது அது என்ன சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஹாரி இவர் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் அண்ட் இவருக்கு வேலையே கிடையாது வேலை தேடி இருக்காரு ஸோ நான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா அதை தான் அப்படியே சொல்லிட்டு இருக்குது நம்ம சின்சான் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மலை மேலேருந்து கீழே வராங்க அண்ட் நம்ம ஹாரி தான் சின்சானியும் ஹிமாவரியும் ஒரு வண்டியில் வச்சு தள்ளி வந்துருக்காரு பட் நான் தலைவன் தான் ரொம்ப குசுமுக்காரனாச்சு அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா டேடி டேடி இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்கணும் எனக்கு கால் ரெண்டும் ரொம்பவே வலிக்குது இது கேட்ட நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா சொல்ல இவ்வளோ நேரம் உன்னையும் தங்கச்சியும் வண்டியில் வச்சு தொழில் வந்துட்டு இருக்க பார்த்தியா எனக்கு தான் ரெண்டு காலும் வலி கொள்ளுது அண்ட் ரொம்பவே டயர்டாக இருக்குது ஸோ சும்மா வண்டி வாழ்ந்துட்டு இருக்க உனக்கு டயர்டாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது கேட்ட நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு டயர்டாக இருக்கா ஐயோயோ அப்படி இருக்கக்கூடாது நம்ம வேணாம் ஒரு நல்ல லாஜாக பார்த்து தங்கி சாப்பிட்டு சாயங்காலமாக கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஐடியா கேட்ட நம்ம ஹேரிக்கும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் மிக்சி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாட்ஜில் தண்டுறவங்க நம்மகிட்ட பணம் இல்லை அண்ட் அவ்வளோ பணம் வேணும் அப்படின்னா முதல்ல உங்கள் அப்பா நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சின்சான் கிட்ட சொல்கிறாங்க இப்போ நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரியை பார்த்து அப்பா அப்பா நீங்கள் எப்போ தான் வேலைக்கு போவீங்க எங்களால் இதுக்கு மேலேயும் அந்த காற்றுலையும் வயல்லையும் படுத்து தூங்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதுக்கு நம்ம ஹேரி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த வால் சண்டை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ இது நம்மளை கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அதனால் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க அந்த மாதிரி த பையன்கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம ப தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அட போங்கப்பா எனக்கு ரொம்பவே பசிக்குது உங்களோட இந்த வால் சண்டையை வச்சு ஒரு வாழைப்பழம் கூட வாங்க முடியாது அப்படி மாதிரி சொல்கிறான் அவங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு விஷயத்தை பார்த்துறாங்க அண்ட் அதை பார்த்து அங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குது போலயே அப்படின்னு போய் அந்த மாதிரி கேட்குறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போய் அந்த இடத்துக்கு போகிறாங்க அண்ட் அங்கே இவங்க நினச்ச மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் தான் நடந்துட்டுருக்கு ஃபெஸ்டிவல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் நம்ம ஹேரி வேற லெவலில் கொஷியர் பிகாஸ் அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க கிட்ட அவரோட வால் சண்டையை பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி அவரால் சம்பாதிக்க முடியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட நடுவில் போய் நின்றுட்டு அங்கே அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு நான் என்னோட வால் சண்டையை சொல்லித்தரேன் நீங்கள் எனக்கு அதுக்கு பதிலாக ஒரு நூறு சென்ட் பணம் படுதா மட்டும் போதும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரும் எவ்வளவோ குவி குவி பார்க்குறாரு பட் ஆனால் அங்கே இருக்கிற யாருமே அவரை மதிக்கிற மாதிரி தெரியல ஸோ இப்போ நம்ம ஹாரிக்கு ஒரு விஷயம் பிடிச்சி என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே கஞ்சப்பயிலுக தான் ஸோ நம்ம எவ்வளோ தான் கூவி கூவி கூப்பிட்டாலும் பத்து பைசா கூட கொடுக்க மாட்டானுங்க ஸோ அதனால் நம்ம வால் சண்டையை பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி அவனுங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறமா அவனுங்களே ஆர்வம் வந்து கத்திருப்பானுங்க சொல்லிட்டு அவர் அவர் வண்டியில் கொண்டு வந்த ஒரு சோழ பொம்மையை வேலை தூக்கி போட சொல்லிட்டு நம்ம மிக்ஸி கிட்ட சொல்கிறாரு மிக்ஸி அந்த பொம்மையை தூக்கி போட்டோடனே இவரு ஜம்ப் பண்ணி அவரோட வாலை யூஸ் பண்ணி வேற லெவலில் வித்த காட்டி வித்து காட்டி வெட்டி வீசுறாரு பட் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இவர் பண்ணுற வால் சண்டை மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால் ஸோ இவர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளி எது காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி பண்ணி காட்டி அட போய் அவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதை பார்த்து நம்ம ஹேரி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம மிக்சியை கூப்பிட்டு ஒரு வேலை இந்த சோழ பொம்மையால் பண்ணதான் யாருக்கும் பிடிக்கல போல நீ ஓடி போய் அந்த இன்னொரு பொம்மையை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார் ஸோ மிக்சியும் இன்னொரு பொம்மையை தேடி போகிறாங்க நம்ம ஹேரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு பட் ஆனால் தலைவன் ரொம்பவே சந்தோஷமாக அங்கே இருக்கிற ஒரு ஒரு கடையை சுற்றி பார்த்துருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு போகிறான் அண்ட் அங்கே ஒரு குண்டு பையன் அங்கே இருக்கிற டம்ப்ளிங்ஸ்லாம் எடுத்து அப்படியே லபக்க லபக்கன்னு வாயில் போட்டு அமுக்கிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு தலையாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப்ளிங்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக வந்துடுது ஸோ அதனால் அவங்க அப்பா அவன்கிட்ட போய் கேட்குறான் இதை கேட்டு நம்ம ஹேரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுருந்துச்சேன் காசு வந்த உடனே நம்ம நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி யாரும் கத்துற சத்தம் யாரா அதை சொல்லிட்டு இவங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க அங்கே கண்ட்ரோல் ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்காண்டா அவளை துரத்திக்கிட்டு நாலஞ்சு உருளைக்கிழங்கு மண்டலங்க ஓடி வந்துட்டு இருக்கானுங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து தெரியாமல் நம்ம ஹேரி மேலே அடிச்சிடுறான்டா நம்ம ஹேரியும் கீழே வந்துடுறாரு நம்ம ஹேரி என்ன சொன்ன அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறான்டா அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இவனுக்கிட்ட வந்து என்னை காப்பாற்றுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா பட் நம்ம ஹேரி தான் பெரிய வால் சண்டை வீரராச்சு ஸோ அவர் இவனுங்களை பார்த்து கொஞ்சமே பய பயப்படாமல் இந்த பொண்ணை கூப்பிட்டு போனோம் அப்படின்னா என்னை தாண்டி கூப்பிட்டு போங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக தில்லாக நிற்கிறாரு ஸோ அவனுங்களாம் நம்ம ஹாரி கூட சண்டை போடலான்றோம் பட் ஆனால் இவர் சிங்கிளாக நின்று அவனுங்கள வேற லெவலில் சண்டை போட்டு சமாளிச்சிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனையும் ஹெல்ப்பு கூப்பிட்றாரு பட் ஆனால் ஷின்ஷான் சண்டை போட தெரியாமல் கீழே விழுந்துடுறான் ஸோ இப்போது நம்ம ஹாரி சிச்சனை பார்த்து உனக்கு பயிற்சி தாவோட மகன் சொல்லிட்டு ஸோ அவரே சிங்கிளாக சண்டை போட்டு அவனுக்கு அம்புட்டு பேத்தியும் தோந்தி வர்றாரு சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுரா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு இந்த நேரத்தில் மிக்சி வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அண்ட் அவங்க தேடி போனது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கலாம் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பேர் அசாட் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபுஜி அப்படின்ற ஒரு கிளான்லேருந்து வரேன் அண்ட் அங்கே ஒரு பாடி கூட தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு வேறு லெவலான வால் சண்டை வீரராக இருக்கீங்க ஸோ அதனால் என்னோட மவுண்ட் ஃபுஜி கிளானுக்கு நீங்கள் பாடி கார்டாக வரீங்களா அப்படின்னு கேட்குறா நீங்கள் மட்டும் எங்களோட கிளானுக்கு பாடி கார்டாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வேலை சோறுலேருந்து தங்கறதுக்கு வீடு வரைக்கும் எல்லாமே நாங்களே கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் இது எல்லாத்துக்குமே மேலே உங்களுக்கு நாங்கள் முந்நூறு சென்ட் சம்பளம் வேற கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறோம் இது பார்த்து கேட்ட நம்ம ஹேரி இது பார்த்து இது வேலையா அதுவும் வால் சண்டை சம்மந்தப்பட்ட வேலையா போட்டு வேற லெவலு நான்லாம் முப்பது ரூபா கொடுத்தாலே மூணு மாதம் வேலை செய்வேன் நீங்கள் என்னடா முந்நூறு சென்ட் தரேன்னு சொல்கிறீங்க நான் வரமாட்டேன்னு சொல்லுவேண்ணா ஸோ இப்போவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் கொஸ்டி ஆயிடுறாரு இப்போ நம்ம தலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கிட்ட இந்த காசு சாப்பாடு வீடு எல்லாம் ஓகே அங்கே டம்ப்ளிங் இருக்குமா அப்படின்னு கேட்குறான் ஸோ அதுக்கும் அந்த அக்கா நீ சாகிற வரைக்கும் டம்ப்ளிங் சாப்பிட்டுக்க நேர்களாண்டே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தலைவனும் வேற லெவலில் கொஷியாரான் ஸோ இப்போ இவங்க எல்லாருமே அந்த மவுண்ட் ஃபுஜிக்லான் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ஃபஸ்ட் எபிசோட் இந்த எப்படி தான் இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமாக முடியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்து ஒரு தரமான சூப்பரான கேமரா வீடியோவில் பண்ணுறோம் ஸோ ரெண்டாவது எபிசோடில் உங்களை சந்திக்க முடியும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு டிஸ்லைக் பண்ணுறேங்க நீங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுறேங்க மேலும் திரும்ப நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் வீட்டில் நினச்சி கூட நினச்சின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க உங்களுக்கு என்ன ஏதாச்சும் கை ஊற்றணும்னு தோணுச்சுன்னா அதுக்கும் இந்த கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற வலிக்குது அழுதுருவே அழுதுருவே